friends welcome back to my channel நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஒரு எஃபெக்டிவான கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட்டான ideas at the same time cost effective and time saving tricks எல்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் so without any further delay let's get started first tip பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நிறைய சமயத்தில் சாம்பார் செய்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது தால் பேஸ் பண்ண ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பருப்பு வேக வைக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சோம்னா மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷ் ப்ரெஷர் வந்து சப்சைட் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் இல்லை நம்ம நார்மலாக ஒரு பாத்திரத்தில் வந்து அதை குக் பண்ணோம்னா கண்டிப்பாக தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே ஆகும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பருப்பை வந்து ஜஸ்ட் பிளண்டரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஒரு கோர்ஸாக வந்து அரைச்சிக்கோங்க இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய பருப்பு வந்து ஒரு டென் மினிட்ஸ்குள்ளேயோ கண்டிப்பாக குக் ஆகிடும் ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எப்போவாவது அவசரமாக நீங்கள் வந்து சப்பாத்தி இல்லை ரோட்டி ஒரு ஃபோர் டு ஃபைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஈஸியாக டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த இந்த ட்ரிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்து டிப் நம்பர் த்ரீ இப்போ இந்த பொட்டேட்டோஸ் இல்லை அதர் ரூட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும் எப்பயுமே ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம அதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் குக் பண்ணுவோம் பட் பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்கின்னோட நம்ம குக் பண்ணோம்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்கும் ஆல்சோ அந்த ஸ்கின்ல வந்து நிறைய வைட்டமின்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கு ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணலாம் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பல்காக இந்த மாதிரி க்ராசரிஸ் வாங்கும்போது நம்ம கண்டெய்னரில் வந்து அதை கொட்டி வச்சதுக்கப்புறம் நிறையா வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸோ அதை அப்படியே பேக்கெட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா அது ஸ்பில் ஆகிடும் சம்டைம்ஸ் வந்து அது ஏர் டைட்டாக இல்லைன்னா அது ஸ்பாயில் ஆகிறதுக்கு கூட வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேக்ஸ் கிளிப்ஸ் யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஏர் டைட்டாக செம்மையாக வந்து இது க்ளோஸ் பண்ணிடும் இது அப்படியே இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் நான் ஒன் இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது ரொம்ப அஃபோர்டபுள் தான் ஏதாவது லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சமைக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்காது ஸோ அப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கும் டைம் இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இருக்கிற கண்ட்ரியில் வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்தது நீங்கள் குக் பண்ணும்போது டைரெக்டாக நீங்கள் வந்து பாத்திரத்தில் ஆட் பண்ணி குக் பண்ணிடலாம் ரொம்ப டைம் சேவ் ஆகும் பட் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்து ஜூஸி வெஜிடபிள்ஸாக இருக்கக்கூடாது லைக் டொமேட்டோஸ் மாதிரி மற்றபடி நீங்கள் அந்த ஹார்டான வெஜிடபிள்ஸ் எதை வேணாலும் ஃப்ரீஸ் பண்ணலாம் டேஸ்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது எவ்வளோ பேருக்கு கண்ணில் தண்ணி வரும்னு தெரியாது பட் எனக்கு நிறைய வரும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கோங்க இது இல்லை பிளாஸ்டிக் பேக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து இந்த ஆனியன்ஸ் மேலே இருக்கிற இந்த லூஸ் ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு இதில் போட்டுட்டு இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அழமாட்டீங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயாவது எக்ஸஸாக கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பிலை இல்லை புதினாலாம் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம் நீங்கள் ஏர் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இது ரொம்ப நாள் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அது கிடைக்காத சமயத்தில் நீங்கள் ட்ரைட் லீவ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக வச்சுருக்கேன் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு லிக்விட் சோப் யூஸ் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பாட்டில்ஸில் வரும்போது ப்ராடக்ட் நம்ம எடுக்கும்போது நமக்கு தேவைக்கு அதிகமாக தான் வரும் அதனால சீக்கிரமா வந்து தீந்து போயிடும் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு பம்ப் இருக்கிற டிஸ்பென்சர் பாட்டில்ஸ் வாங்கிட்டு இதுல இந்த ப்ராடக்டை வந்து ஊத்தி வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் பட் ஒரு பம்ப்ல வந்து எவ்வளவு வரும்னா ரொம்ப கம்மியா தான் வரும் இது வேணா பார்க்க சில்லியா இருக்கலாம் பட் லாங் ரன்ல இது நிறைய ப்ராடக்ட் நமக்கு வந்து சேவ் ஆகும் நான் அடுத்து சொல்ல போகிற டிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் பல வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுடுங்க ஸோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கும் அதோட லைஃப் டைமும் வந்து நிறைய நாள் வந்து வரும் யூஸ்வலாக வரதை விட நம்ம கடைசியாக பார்க்க போகிற டிப் என்னன்னா திருவின தேங்காய் எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா தான் இது ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து தேங்காவை வந்து கீத்தா வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளண்டர் ஜாரில் போட்டு லைட்டாக வந்து தண்ணியே சேர்க்காம அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரேட்டட் கோகனட் வந்து ஈஸியாக கிடைச்சிரும் நீங்கள் வேறு எதுவும் ஸ்க்ராப்பர் இல்லை வேறு ஏதாவது வச்சு கிரேட் பண்ணுறதெல்லாம் வந்து தேவையே கிடையாது அவ்வளோதான் நீங்கள் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்